எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோட்டா காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஒரு மூணு பேட்டர்னில் நம்ம கோட்டா காட்டன் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அண்டு ப்ரைஸும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் பார்க்குறீங்க sari number seven four three colour பார்த்துட்டிங்கன்னா ஆல்கே க்ரீன் கலரில் இருக்குது உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் டெம்பிள் பார்டர் மாதிரியும் வந்துடும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க சேம் பாடி கலர் என்னவோ அதுவே தான் உங்களுக்கு வரும் அண்ட் இதில் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கு தாங்க அண்ட் இது வந்து கோட்டா காட்டன் அதாவது கோட்டா அப்படிங்கிறது synthetic fibre and cotton fibre இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கக்கூடியதுங்க அண்ட் இது வந்து மிஷின் மேடு தாங்க sari number seven double four same பேட்டர்னில் நம்ம பார்க்குற செகண்ட் கலர் சாரி இதுவுமே ஒரு க்ரீன் கலர் தான் பேஸ்டல் க்ரீன் மாதிரி இருக்குங்க சாரியோடைய price one thousand six hundred rupees ஆயிரத்தி அறுநூறுபாய்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த சாரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அதாவது transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது தான் எங்களுக்குமே கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் sari number seven four five இது நெக்ஸ்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தாங்க one thousand six hundred rupees தான் அண்ட் எல்லாமே கோட்டா காட்டன் சாரி தான் இதில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடுதுங்க உங்களுக்கு பார்டருமே டப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வரும் பல்லு ப்ளவுஸுமே கான்ட்ராஸ்ட்டாக வரும் body of sari dark maroon கலர்லேயும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பீகாக் ப்ளூ கலரில் இருக்குங்க இதில் காப்பர் சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் காப்பர் கலர் சரிங்க இங்கே சரியை பொறுத்த வரைக்கும் நார்மல் சரி தான் ஸோ அதே பேட்டர்னில் நம்ம பார்க்குறேன் நெக்ஸ்ட் சாரி பல்லுவன் ப்ளவுஸ் மெரூன் கலர்லேயும் body of sari dark navy blue கலரில் இருக்குங்க இதுவுமே காப்பர் கலர் சரி தாங்க வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாங்க ஸ்டார்ச் யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த டைப் ஆஃப் சாரி கோட்டா காட்டனுக்கு நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணி அயன் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் sari number seven four seven இதுலேயுமே பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டில் வந்துடும் டாப் அண்ட் பாட்டம் பார்டருமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வருதுங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ கலர் மஸ்டர்ட் எல்லோவில் வரும் பல்லுவன் ப்ளவுஸ் டபுள் ஷேடில் வருதுங்க ப்ளூ ப்ளூவோட என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு க்ரீம் கலர் மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் லைட் கலராக வரும் இதுலேயுமே உங்களுக்கு காப்பர் கலர் சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் இருக்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த புக்கிங் நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்ததுன்னா உங்கள் நம்பர் நோட் பண்ணிக்குவோம் அண்டு உங்களுக்குமே நம்ம புக்குடு ஃபார் யூங்கிற ரிப்ளை கொடுப்போம் sari number seven four eight இது வந்து நெக்ஸ்ட் பேட்டர்ன் சாரீ இது எப்படி இருக்குன்னா பாடியில் எம்போஸ்டு எம்போஸ்டு டைப்லேயும் வரும் அண்ட் ஆல்சோ புட்டாவும் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு சரி பார்டரும் வந்துடும் சின்ன பார்டராக வரும் சாரியுடைய கலர் வந்து க்ரீன் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மெரூன் கலரில் இருக்குது வித் பிளாக் காம்பினேஷனோட இதில் காப்பர் ஜரி தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் புட்டாக்கு sari number seven four nine இது வந்து பேஸ்டல் க்ரீன் கலர் சேம் அந்த எம்போஸ் பேட்டர்னே தாங்க இதுவும் பாடியில் பார்த்துட்டிங்கன்னா எம்போஸ் டைப்லேயும் வரும் அண்ட் ஆல்சோ புட்டாவும் வருதுங்க and top and bottom zari பார்டரும் வந்துடுது இந்த சேரீயில் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூவில் இருக்குது body of sari pastel green கலரில் இருக்குங்க ஸோ இதில் வந்து ஜரி பார்டர் இருக்கிறதுனால டாப் அண்ட் பாட்டம் கொஞ்சம் ஸ்டிஃபாக தாங்க இருக்கிற மாதிரி இருக்கும் sari number seven five zero பல்லுவன் ப்ளவுஸ் மெரூன் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா மெகந்தி க்ரீன் கலர்லேயே கொஞ்சம் லைட் கலர் வருங்க ஃபஸ்ட்டு டைப்பில் மட்டும்தான் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்தது மற்ற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பல்லுவன் ப்ளவுஸ் தாங்க வரும் இந்த வீடியோவில் எந்த ஒரு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே அது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு பல்லுவன் ப்ளவுஸ் பீகாக் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா மஸ்டர்ட் எல்லோலேயே டார்க் கலரில் வருதுங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் இந்த சாரீஸை நேரில் ஷாப்பில் வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவைலபிள் இருக்காதுங்க sari number seven five two pallu and blouse peacock blue body of sari dark maroon கலரில் இருக்குங்க சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் புக் பண்ணிக்கலாங்க எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு இல்லைங்க sari number seven five three body of sari dark coffee brown கலரில் இருக்குங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா மெகந்தி க்ரீன் கலரில் வரும் ஏன்னா இது வந்து பிளாக் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்கும் இது நெக்ஸ்ட் பேட்டர்ன் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு டெம்பிள் பார்டர் மாதிரி வந்துடும் அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்டர் வருது இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக காப்பர் கலர் சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் sari number seven five four இந்த பல்லுவன் blouse mustard yellow and black மிக்சிங்கில் இருக்குங்க body of sari peacock blue கலரில் இருக்குது அண்ட் இது எல்லாமே கோட்டா காட்டன் அப்படிங்கிறதுனால காட்டன் மிக்ஸ் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கு அது லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அண்ட் கண்டிப்பாக லிட்டில் பிட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்கும் next sari sari number seven double five body of sari purple கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் கிரே கலர்லேயும் இருக்குங்க next sari sari number seven five six body of sari maroon பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் க்ரீன் அதாவது bottle green maroon and bottle green காம்பினேஷனுங்க next sari sari number seven five seven body of sari dark grey கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பர்பிள் கலர்லேயும் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கோட்டா காட்டன் சாரீங்க நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய sari one thousand six hundred rupees வரக்கூடிய இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two sari code compulsory send பண்ணுங்கள் சாரீ கோடு நீங்கள் சென்ட் பண்ணும்போது தான் அதை அவைலபிலிட்டி செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும் நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரீ பிளாக் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பர்பிள் கலர்லேயும் இருக்குங்க இப்போ பார்த்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் சாரீ கோடோடு சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்